வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதவடி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூயஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீர்